या सृष्टिः सृष्टुराद्या भवति विहि- विधियुतं या हविः या च होत्री ये द्वे कालं विदत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्य विश्वं या माहुः सर्वबीजप्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिः अवतु वः ताभिः அஷ்டாபிஹி ஈஷः சோ சாகுந்தலத்தினுடைய மங்கள ஸ்லோகம் போன கிளாஸ்ல பார்த்தோம் ஆஹ் அந்த எப்படி வந்து அந்த மங்கள ஸ்லோகம்ங்கிறது ஆசி ரூபமாவும் இருந்தது அதே மாதிரி நம்ம ராமவர்மா மகாராஜா ராமவர்மாவோட கமெண்ட்ரி படி வஸ்து நிர்தேசமாவும் இருந்ததுங்கிறத லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம் இப்ப வந்து நாட்டகத்துக்குள்ள போலாம் நாந்தியந்தே யாரா படிக்கிறாளா பிரேமா படிக்கிறாளா நாந்தியந்தே ததக பிரவிஷதி சூத்திரதாரக நாந்தியினுடைய அந்தே நாந்தினாலே உங்களுக்கு மங்கள ஸ்லோகம் நாந்தி ஸ்லோகத்தினுடைய அந்தே அந்தத்துல ததக பிரவிசதி சூத்திரதாரக சூத்திரதாரன்கிறவன் உள்ள வரார் சூத்திரதாரன் அப்படிங்கிறவா என்ன அப்படின்னா அவ தான் இந்த டிராமாவினுடைய ஒரு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்து அது எப்படி போக போறது அத பத்தின சில டிஸ்கஷன்லாம் வந்து சூத்திரதால் தார துல்லிய ஸ்தாபக நாமா நடக அவரும் ஒன் ஆஃப் த ஆக்டர்ஸ் தான் கதாபாத்திரத்துக்குள்ள அவர் வரமாட்டார் டிராமாவினுடைய கேரக்டருக்குள்ள வரமாட்டா அந்த நடன் நடி அவ ரெண்டு பேரும் ஒரு டிராமாவினுடைய நாட்டகத்தினுடைய ஆரம்பத்துல வந்து பேசறதும் சில டிராமாக்கள்ல பாச நாட்டகத்தெல்லாம் பார்த்தேன்னா நாந்தி வந்து அப்படியே அப்படியே கண்டினியூ ஆகும் ததப் பிரவிஷத்தி சூத்திரதாரகன்னு வராது சில டிராமாக்கள்ல வந்து அந்த நாந்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சூத்திரதாரனுடைய என்ட்ரிங்கிறது ஆகும் சரியா அதுதான் இங்க படிங்கும் सूत्रधारः अलम् अतिविस्तरेण नेपथ्य अतिमुखम् अवलोक्य आर्ये यदि नेपथ्यविधानम् அவசியம் अवसितं ம். तत् इह आगम्यताम् தர்ஹி இதக தாவத்து ஆகம் तर्हि ओके इङ्गे तदिगः योचनाल சோ நாந்தியந்தே ததப் பிரவிஷதி அஹ், சூத்திரதாரக அலம் அதிவிஸ்தரேன எனக்கு இல்ல நான் வச்சுட்டு இருக்கிற எந்த புக்லயுமே இல்ல ஆனா நீங்க எந்த book- நான் அந்த சந்திரகலாவும் வச்சுட்டு இருக்கேன் அதுல படிக்கவா ஆஹ் சந்திரகலாவே படிங்க நேபத்திய அபிமுகம் அவலோக்கிய நேபத்திய அபிமுகம் நேபத் நைபத்தியம் அப்படின்னாலே என்னன்னா கிரீன் ரூம்னு அர்த்தம் எங்க வந்து உங்களுக்கு வந்து அந்த டிராமாக்கு சம்பந்தமான அந்த ட்ரெஸ் பண்ணிக்கிறது அதெல்லாம் சோ அந்த நைபத்திய அபிமுகம் அப்படின்னா நேபத்திய சம்பந்தம் அந்த நேபத்தியத்தை நோக்கி பேசுறார் அந்த இவரு இங்க போட்டிருக்காரு பாருங்க ராமவர்மா கமெண்ட்ரியில பார்த்தேன்னா தத் அபிமுகம் அவலோக்கிய ஆஹ் இங்க இருக்கு பாருங்க நேபத்தியம் வேஷகா நேபத்தியம்னா வேஷம்னு அர்த்தம் தஸ்ய இதம் நைபத்தியம் எது உக்தம் லவ குடும்பஸ்ய ஸ்தானம் எது அதிசோபனம் குஷீலவாகா அப்படின்னா ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா இருக்கிற அந்த நாட்டிய கலையில ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா இருக்கிற அவாளுடைய ஸ்தானம் அப்படின்னா அவ இருக்கிற இடம் அப்படின்னா பிஃபோர் த டிராமா அந்த கிரீன் ரூம்ல தான் எல்லாரும் வந்து அலங்காரம் பண்ணிட்டு இருப்பா ஏன்னா வந்து நீங்க நாட்டிய சாஸ்திரம் பார்த்தேன்னா உங்களுக்கு டிராமாக்கு வந்து ஆரிஜினா இருக்கிற ஒரு புக்கு எது நமக்கு அப்படின்னா அது வந்து பரதனுடைய நாட்டிய சாஸ்திரம் அது நாட் ஒன்லி ஃபார் த நாட்டியம் நாட்டகத்துக்கும் அதனுடைய ஆறாவது சாப்டர்ல பார்த்தேன்னா பூரா அந்த ரச சம்பந்தமான விஷயங்கள் அதனுடைய டிஸ்கஷன் தான் சோ அதுல நீங்க பார்த்தேன்னா உங்களுக்கு டான்ஸ் கத்துக்கிறவா எல்லாருமே சொல்லுவா ஆஹாரியம் சந்திரக தாராதி அப்படின்னுட்டு அந்த என்னது ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் வரும் எனக்கு என்ன ஞாபகம் இல்ல சோ அந்த நேபத்தியம் அப்படிங்கிறது அந்த கிரீன் ரூம் அந்த நேபத்தியாபிமுகம் அவலோக்கிய அதை நோக்கி அபிமுகம் அப்படின்னா அதை பார்த்து அந்த அதை ஃபேஸ் பண்ணிண்டு அவலோக்கிய பார்த்து விட்டு இந்த சூத்திரதாரனானவன் ஆர்யே எதி நேபத்திய விதானம் அவசிதம் தர்ஹி இதக தாவத்து ஆகமியதாம் சோ ஆர்யே ஆர்யேங்கிறது பரஸ்பரம் அந்த நடனும் நட்டையும் தன்னை அட்ரஸ் பண்ணிக்கிறது வந்து ஆரியன்னு தான் அட்ரஸ் பண்ணிப்பான் சம்போதனத்துல இருக்கு ஆரிய இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நாட்டகத்தினுடைய பிரக்ரியா அங்க வந்து அவளுடைய பர்சனல் நேமையோ அதை வச்சுட்டு கூப்பிட மாட்டான் ஆரியேனா சாரு மேடம்ங்கிறத வந்து அப்படி கூப்பிட்டுப்பான் ஆரிய எதி நேபத்திய விதானம் அவசிதம் நேபத்திய விதானம் அப்படின்னா அந்த கிரீன் ரூம்ல பண்ண பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா உன்னுடைய வந்து அலங்காரங்கள் ஆயிடுத்து ட்ரெஸ் பண்றதெல்லாம் ஆயிடுத்து அப்படின்னா அவசிதம் அப்படின்னா முடிஞ்சுடுத்து அப்படின்னா தர்ஹி இதக தாவது ஆதம்யதாம் அப்படின்னா இஃப் இட் இஸ் ஓவர் தாவது இங்க ஆகமியதாம் இங்க இங்கு வரப்படட்டும் துவயா ஆகமியதாம் இத்தியர்த்தக நம்ம புரிஞ்சுக்கணும் உங்களால் இங்கு வரப்பட்டோம் வரப்படட்டும் இங்க பாருங்க ஆகாரிய அபிநயோ நாம பவேது நேபத்தியஜா விதிகி ஆகாரியம் அப்படிங்கறதே உங்களுக்கு வந்து இந்த ட்ரெஸ் அதெல்லாம் தான் இந்த ராமவர்மா கமெண்ட்ரிய படிக்கிறேன் நானு அதுதான் அதுதான் பவேது நேபத்திய ஜஹா அப்படின்னா நேபத்தியத்துல இருந்து உண்டாருது அப்படின்னா நேபத்தியத்துல அதெல்லாம் பண்ணிட்டு அவ ஸ்டேஜுக்கு வருவான்னு அர்த்தம் சரியா அதுக்கப்புறம் இங்க வந்து இங்க சுவாரஸ்யம் இருக்கிறத மாத்திரம் நான் அப்படியே சொல்லிட்டு வரேன் பிரதமம் ஆஹ் இங்க பாருங்க தெரியுறதா பிரதமம் ஆகமியதாம் இது பிராப்த காலே லோட்டு சொல்லியிருக்கார் துவத் ஆகமன காலக பிராப்தா இத்தியர்த்தக பிரதமம் ஆகமியதாம் அப்படின்னா என்னன்னா வந்துடுத்து it's time for us to டிராமாவை பிரதர்ஷிக்கிற டைம் வந்தாச்சு இந்த ஆடியன்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா அதனால துவத்து ஆகமன காலக பிராப்தக அடைந்து விட்டது அனேன ஸ்வ அனுஷ்டேய கர்ம பரிசமாப்தி தியோத்தியத்தை அதுக்கப்புறம் தாவத்து அப்படின்னு சொல்றாரு இல்லையா தர்ஹி இதக தாவத்து ஆகமியதாம் உனக்கு வந்து நேபத்திய விதானம் அவசிதம் நேபத்தியத்துல பண்ண வேண்டிய அந்த அலங்காரங்கள் முடிந்து விட்டுருத்து முடிஞ்சுடுத்து அவசிதம்னா எண்ட ஆயிடுத்து அப்படின்னா தர்ஹி பிறகு தாவது ஆகமியதாம் நீ இங்க வா அந்த தாவத்துனா என்னன்னா பஷாந்த் பஷாத்து காரியாந்தரம் அஸ்தி ஏன்னா வந்து வெறும் அலங்காரம் பண்ணிட்டு மாத்திரம் வந்து நிக்க போறது இல்ல இங்க வந்து நம்ம நடிக்கணும் பிரசன்ட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் இந்த டிராமாவை சோ அந்த வேலை வந்து காரியாந்தரம் அஸ்தி அப்படிங்கறத காண்பிக்கிறதுக்கோசரம் தான் சரியா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அடுத்தது வந்து வித்தின் பிராக்கெட்ல பிரவிஷ்யன்னு போட்டிருக்காரு பிரவிஷ்ய அப்படிங்கறது உங்களுக்கு எதுல இருக்கு லெப்ல இருக்கு விஷு தாத்து பிராங்கிறது உபசர்க்கம் அங்க லெப்புக்கு என்ன சுவாரஸ்யம்ங்கிறத நம்ம ராமவர்மா போட்டிருக்காரு என்ன அப்படின்னா ததக தஸ்யாகா தத்து ஸ்ரவண ஔச்சக்கியன ஔச்சுக்கியன ஆகமன சம்பிரமோ அப்படி சோ அந்த தஸ் ததக பிறகு தஸ்யாகா அப்படின்னா அந்த நட்டி இந்த நட்டன் ஸ்டேஜ்ல இருக்கான் சூத்திரதாரன் அந்த நட்டியாக அவள் தத்து ஸ்ரவண ஸ்ரத்துனா தஸ்ய வாக்கிய ஸ்ரவண ஔச்சுக்கியன ஆஹா நட்டன் சூத்திரதாரன் நம்மளை கூப்பிட்டுட்டார் it is time for us to rush அப்படின்னு ஒரு பரபரப்போட அங்க வராலாம் அந்த ஔத்சுக்கியன ஆகமன சம்பிரக சம்பிரமம் இருக்கு அவளுக்கு அதையேவ பிரவிஷ்ய நடி இது வக்ஷதே அதனால்தான் நடி உள்ள வந்த பிறகு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா எத்த சம்பிரமாதினா பாத்திர பிரவேசக தத்ர லெவந்தேன பிரவேச போதனம் இது சம்பிரதாய சம்பிரதாயம் என்னன்னா எங்க வந்து ஒரு பரபரப்போட ஒரு பாத்திரம் ஒரு கேரக்டரனுடைய பிரவேசா என்ட்ரி இருக்கோ தத்ர லெபந்தேன பிரவேச போதனம் இது இதெல்லாம் வந்து நம்ம இதெல்லாம் வந்து என்ன இப்ப தெரிஞ்சு என்ன பண்ண போறோங்கிறது வேற விஷயம் இதெல்லாம் வந்து ஒரு சுவாரஸ்யம் சோ வந்து இங்க வந்து இந்த பிரவிஷ்யாக்கு வந்து உங்களுக்கு வந்து லெப்பு போட்ட காரணம் வந்து பரபரப்போட அவர் உள் உள்ள வந்ததுனால அந்த நட்டி வந்ததுனால அங்க வந்து லெப்பு போட்டிருக்காருன்னு ராஜா ராமவர்மா வர்மாவினுடைய கமெண்ட்ரி சரியா அடுத்தது பிடிங்கோ சோ பிரவிஷ்யா நட்டி ஆரியபுத்திர இயம் அஸ்மி ஆஜ்ஞாபயத்து ஆரியக கோ நியோகே அனுஷ்டீயதாம் இதி ஆஹ் ஆரியபுத்திர இயம் அஸ்மி ஆரியபுத்திரங்கிறது அந்த சூத்திரதாரனை பார்த்து கூப்பிடுறா இயம் அஸ்மி நான் இங்க இருக்கேன் ஆக்ஞாபயத்து ஆரியா எனக்கு வந்து ஆர்டர் கொடுங்கோ என்ன ஓ நியோகா அனுஷ்டியதாம் நியோகா நாம ஆதேசகா என்ன உங்களுடைய எந்த ஒரு கட்டளையை நான் வந்து ஃபாலோ பண்ணணும் அத வந்து எனக்கு வந்து சொல்லுங்கோ அப்படின்னு சொல்றான் சரியா சம்பிரதி மயா கஹ ஆதேசா கர்த்தவியா ஆர் அனுஷ்டேயா சரியா அதுக்கப்புறம் சூத்திரதாரகர் ஆர்யே இயம் ஹி ரசபாவ விசேஷ தீக்ஷா குரோஹோ விக்ரமாதித்யஸ்ய அபிரூப பூயிஷ்டா பரிஷத் அத்திய கலு சரி அது படிங்க படிங்க அத்திய கலு அத்திய கலு காளிதாச கிரதித வஸ்துனா அபிஜான சாகுந்தல நாமதேயேன நவேன நாட்டகேன உபஸ்தாத்தவ்யம் அஸ்மாபிஹி தத் பிரதிபாத்திரம் ஆதீயதாம் யத்னக ஆஹ் சோ வந்து என்ன அப்படின்னா ஆர்யே எம் ரசபாவ விசேஷ தீக்ஷா குரோஹோ விக்ரமாதித்யஸ்ய சோ அந்த விக்ரமாதித்யன்கிற ஒரு ராஜாவினுடைய ஒரு கோர்ட்ல தான் வந்து அந்த நவரத்தனங்கள்னு சொல்லுவா அந்த நவரத்தன கவிகளும் வந்து அவனுடைய கோர்ட்ல தான் இருந்தா அவனோட சபையில இருந்தா சோ அப்படிப்பட்ட நவரத்தனத்தை வந்து ஒருத்தன் பேட்டர்னைஸ் பண்ணணும் ஒரு ராஜா அப்படின்னா நேச்சுரலி அவன் வந்து ஒரு அசத்தாவோ ஒரு டல் மைண்டடாவோ இருக்க மாட்டான் அவனும் ஒரு புத்திசாலியா தான் இருப்பான் இல்லையா சோ அதனால என்ன அப்படின்னா ரசபாவ விசேஷ தீக்ஷா குரோஹோ விக்ரமாதித்யஸ்ய சோ அந்த விக்ரமாதித்யனுக்கு என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா ரசபாவம் ரசம்னா நவரசங்கள் பாவங்கள்னா நீங்க எல்லா பாவங்களும் எடுத்துக்கோங்க விபாவம் அனுபாவம் விபச்சாரி பாவங்களும் எடுத்துக்கோங்க பலவிதமான அந்த பாவ சந்தி பாவ சபலத்தாலாம் சொல்லுவா அந்த மாதிரி பாவ விசேஷங்கள் ஏன்னா பாவங்கள் மேலோங்கி வந்த தான் ரசம்ங்கிறதே வரப்போறது சோ அந்த ரச பாவ விசேஷ அதனுடைய விசேஷ திக்ஷா குருஹோ அதுல ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்கின்ற அந்த விக்ரமாதித்யஸ்ய அந்த விக்ரமாதித்யம்னு பெயர் உள்ள அவருடைய அபிரூப பூயிஷ்டா பரிஷத்து அப்படின்னா அபிரூப பூயிஷ்டா அப்படின்னாலே அபிரூபம் அப்படின்னாலே ரொம்ப இன்டெலிஜென்ட்னு அர்த்தம் ரொம்ப லேர்னட் குரூப் அந்த அபிரூப பூயிஷ்டா அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பர் ரிலேட்டிவ்ல இருக்கு சரியா ஜென்ரலி வந்து பகு அப்படிங்கிறது உங்களுக்கு அதுல அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து சூப்பர் ரிலேட்டிவ் பார்த்தீங்கன்னா பூயிஷ்டம் அபிரூபம் அப்படிங்கறதுனாலே லேர்ன் லேர்னட் பீப்புள்னு இருக்கும் லேர்னட் மேன் இருக்கும் சரியா இங்க வந்து பகுங்கிறது பாசிட்டிவ் பூயஸ் அப்படிங்கிறது கம்பேரிட்டிவ் பூயிஷ்டா அப்படின்னா சூப்பர் லேட்டிவ் அப்படின்னா best among the learned people எங்க இருக்காங்கன்னா இவருடைய பரிஷத்ல இந்த இது இந்த பூயிஷ்டாங்கிறது எதுக்கு போறதுன்னா பரிஷத்துக்கு போறது பரிஷத்துங்கிறது ஸ்ரீலிங்கம் அதனால அபிரூப பூயிஷ்டா பரிஷத்து சரியா இருக்கா பிரபா உங்களுக்கு சரி இயம் ஹி ரசபாவ விசேஷ தீக்ஷா குரோஹோ விக்ரமாதித்யஸ்ய ரசம் பாவம் அதனுடைய விசேஷத்துல அதனுடைய அதனோட அதுல எக்ஸ்பர்ட்டா இருக்கின்ற அந்த விக்ரமாதித்யனுடைய அபிரூ அபிரூப பூயிஷ்டா பரிஷத்து இந்த பரிஷத்து அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பரிஷத்துனா சபை அந்த சபையானது என்ன அபிரூப பூயிஷ்டா இந்த மாதிரி it is been filled with அந்த most scholarly people in the world அவளால ரொப்பப்பட்டிருக்கு இந்த பரிஷத்து சரியா அதுக்கப்புறம் அத்திய கலு இதெல்லாம் வந்து இந்த சூத்திரதாரன் இஸ் கிவிங் அன் இன்ட்ரோடக்ஷன் இதெல்லாமும் கவியே தான் எழுதியிருப்பார் சரி அண்ட் இந்த மாதிரி தான் அதாவது எங்க வாத்தியார் எப்பவுமே சொல்லுவார் சம்ஸ்கிருதத்துல வந்து drama the best drama to put on stage வந்து எது அப்படின்னா அபிஜான சாகுந்தம் ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த இப்ப வேணா உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து இது வச்சு பேக்ரவுண்ட்ல வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ரொஜெக்டரை வச்சு எல்லாம் போடுறா எல்லா இடத்துலயும் அந்த காலத்துல அதெல்லாம் கிடையவே கிடையாது ஏதாவது காமிக்கணும் ஒரு வனத்தை காமிக்கணும்னா அவ எல்லாமே அபிநயமா தான் காமிப்பா தே எய்தர் அவளுடைய facial expression or the dialogue all the way they present it on the stage so அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு போர்க்களமான ஒரு சீனும் ரத்தம் நிறைஞ்ச ஒரு சீனும் அதெல்லாம் வந்து இதுல பிரசன்டே பண்ண முடியாது அண்ட் சம்ஸ்கிருத டிராமால இன்வேரியபிளி டெத்து காமிக்கவே கூடாது புரியுறதா டெத்துங்கிறது அசுபம் சோ அதனால அந்த மாதிரி ஒரு டிராமாவை முடிக்கிறதோ அந்த மாதிரி இருந்துடுச்சுன்னா it is not it is not considered as அதாவது அதனுடைய கண்டென்ட் நன்னா இருக்கலாம் the way the drama was presented நன்னா இருக்கலாம் எல்லாமே நன்னா இருக்கலாம் but there are certain rules in the list of Sanskrit drama Dasarupakam படிச்சேன்னா அதுல வந்து லிஸ்ட் இருக்கு இப்படிதான் ஒரு டிராமாங்கிறது இருக்கணும்னு அதுக்குள்ள நுழையணும் இந்த டிராமால சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாமே சோ எங்க வாத்தியார் எப்பவுமே சொல்லுவார் Shakuntalam is one of the best drama அதை வந்து ஸ்டேஜ்ல காமிக்கிறதுக்கு சோ இந்த மாதிரி அந்த டிராமாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவா இந்த சூத்திரதாரன் சோ அத்தியகலு இன்னிக்கோ காளிதாச கிரதித வஸ்துனா அபிஜான ಶಾಕುಂತಲ நாமதேயன நவேன நாட்டகேன சோ இந்த இன்னைக்கு வந்து காளிதாசனால கிரதிதம்னா தொடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம் தொடுக்கப்பட்ட வஸ்துனா அவரால் தொடுக்கப்பட்ட ஒரு வஸ்து அப்படின்னா அவர் என்ன லிட்ரலி தொடுத்தாரா அப்படி இல்ல ரச அனுகுணேன நிபத்தம் இத்தியர்த்தக அவர் வந்து அதை கிரதிதம் எழுதினார் அப்படின்னா இங்க போட்டிருக்காரு பாருங்க ராஜா காளிதாசேன ஏதத் நாம்னா ஏவ கவி கவேகே லோகோத்தரம் கௌரவம் தியோத்தியதே ஒரு நிமிஷம் சோ வந்து என்ன அப்படின்னா அந்த காளிதாசாயன ஏதன் நாம்னா ஏவ கவேகே லோகோத்தரம் கௌரவம் தியோத்தியத்தை காளிதாசன்னு சொல்றதுனாலேயே அந்த கவியினுடைய லோகோத்தரம் கௌரவம் தியோத்தியத்தைனா how great poet uh, he's அதாவது காவிய பிரகாசம்னு ஒரு சாகித்ய சாஸ்திரத்துல ஒரு டெக்ஸ்ட் இருக்கு கோவிலால உங்களுக்கு வந்து அஞ்சாவது பேப்பர் எழுதணும் நீங்க அதுல ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் அதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் காரிகாவே என்ன அப்படின்னா காவியம் யசசே அர்த்தகிருத்தே விவகார விதே சிவேதர க்ஷதையே சத்ய பரநிர்வத்தையே காந்தா உபதேச உபதேசயுஜைன்னு இருக்கும் ஒரு காவியம் படிக்கிறதுனால என்னெல்லாம் பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் எல்லா பலனையும் சொல்லல இந்த கான்டெக்ட்க்கு என்ன வேணுமோ அதை மாத்திரம் சொல்றேன் காவியம் யசசேன் போடுவர் காவியம் எழுதுறதுனால என்ன அப்படின்னா புகழுங்கிறது வரும் அப்படிங்குவார் அந்த யசசேக்கு கீழே வந்து அதுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறவர் நாம் இவ அப்படின்னு எழுதியிருப்பார் ஆதிகவி யாரு வால்மீகி அதுக்கப்புறம் யாரு எழுதினார் வியாசர் மகாபாரதம் எழுதினார் அவ எல்லாரையும் விட்டுட்டு ஏன் வந்து இந்த காளிதாசனை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா எல்லாம் ஏதோ ஒரு பகவத் மகிமை இருந்தது வியாசர் வந்து பராசரனுடைய புள்ள அவருக்கு வந்து பை பர்தே வந்து ஹேட் தட் ஒரு டிவைன் பவர் காளிதாசன் அப்படி கிடையாது அவருடைய கதை வேணா அவர் முட்டாளா இருந்தார் காளி வந்து அனுகிரகம் பண்ணா அதெல்லாம் அப்புறம் ஆனா அங்க யசஸ் அப்படிங்கறதுக்கு யார போட்டிருக்காரு அப்படின்னா காளிதாசன் அதனால இங்க வந்து காளிதாச கிரதிதம்னு சொல்லும் பொழுது அந்த காளிதாசன் பேர் சொல்றதுனாலயே என்னன்னா கவி கவேகே லோகோத்தரம் கௌரவம் தியோத்தியதே கவியினுடைய அவர் அவருடைய ஒரு கௌரவத்தம் கௌரவம்ங்கிறது அங்க வந்து நமக்கு வந்து இன்டைரக்டா தெரியுது அப்படி கிரதிதம் அப்படிங்கிறதுனால என்ன அப்படின்னா ரச அணு ஆணுகுண்யேன நிபத்தம் நது கல்பிதம் இது வஸ்துனக தத்துவம் சோ வந்து என்ன அப்படின்னா ரசானுகுண்ணேன நிபத்தம் அதாவது கிரதிதம் அப்படின்னா இஷ்டத்துக்கு அவர் கதை விட்டாருங்கிற அர்த்தம் இல்லை அவர் ஒண்ணு ஒண்ணு புராணங்கள் அதை பேஸ் பண்ணி எடுத்த கதை ஒண்ணு அண்ட் இந்த காவியத்துல அவர் வந்து he has to justify the hero hero வந்து தப்பு பண்ணிட்டான்னு ஒரு நாடகத்துல சொல்லவே கூடாது கவி சோ அந்த ஹீரோவை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி அந்த கதைய மாத்தினாரு காளிதாசர் அதே மாதிரி என்ன அப்படின்னா வெறும்னா ஏதோ பேப்பர்ல ஸ்கிரிப்ட் எழுதல அவர் ரசத்தை பூட்டி ஏன்னா ஒரு காவியத்துக்கு முக்கியமே எது அப்படின்னா ரசம் அந்த ரசம்ங்கிறது கிரதிதம் அந்த கிரதித வஸ்துனா என்ன அப்படின்னா அபிஜான சாகுந்தல நாமதேயேன நவேன நாட்டகேன சோ இன்னைக்குதான் இதை எழுதிட்டு அதாவது அது அது அது எழுதி எழுதும் போதே எப்படி அப்படின்னா இன்னைக்குதான் ராஜாவினுடைய கோர்ட்ல வந்து அது பிரசன்ட் பண்ண போறான் எங்க சார் எப்பவுமே சொல்லுவார் ஒரு எம்ஃபில் தீசிஸ்கோ பிஎஸ்டி தீசிஸ்கோ த லாஸ்ட் பார்ட் வந்து நம்ம எழுதணும் எது அப்படின்னா introduction because they might have finish the whole book by then the whole thesis கூட கம்ப்ளீட் ஆயிருக்கும் so we will have a better idea about what we have written there அதுக்கப்புறம் இன்ட்ரொடக்ஷனுக்கு வரும் ஸோ இப்போ காளிதாசன் அந்த மாதிரி எழுதினாருன்னு நான் சொல்ல வரல ஆனா அபிஜான சாகுந்தல நாமதேயேன நவேன நாட்டகேன so this drama has been presented for the first time it's new drama in front of the ராஜா புரியுறதா in front of the court so அபிஜான சாகுந்தல நாமதேயேன நவேன அப்படின்னா புதிதான நாட்டகேன இந்த நாட்டகத்தினால் உபஸ்தாப்தவியம் அஸ்மாபிகி அஸ்மாபிகி உபஸ்தாத்தவியம் சோ அந்த கலை காளிதாசர் அதை எழுதியிருக்கார் now it is our duty to present it in front of this வித்வத் பரிஷத் சரியா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா தது பிரதி பாத்திரம் ஆதியதாம் யத்னஹா சோ எவ்ரி பாத்திரத்துல பிரதி பாத்திரம் அப்படின்னா பாத்திரம் பாத்திரம் பிரதி பாத்திரம் ஒவ்வொரு கேரக்டர்லயும் நம்ம வந்து எத்தனை ஆதியதாம் we have to make an extra effort அந்த அந்த கேரக்டர் எப்படி வந்து பரிமளிக்குமோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து காமிக்கணும் புரியுதா புரியுதா உங்களுக்கு இங்க வந்து போட்டிருக்காரு பாருங்கோ கிரதிதம் இது அனேன தாமாதிவது சாருத்வ அதிசய விக்தியா ரசப்பிராதான்யம் ச கிரதிதம் அப்படின்னா எப்படி வந்து ஒரு மாலை வந்து ஒரு பூவை வச்சுண்டு ஒரு தாமனா மாலை மாலை வந்து தொடுத்தா எப்படி ஒரு சாருத்வம் அதிசக்தியா அதுக்கு ஒரு அழகு ஜாஸ்தி இருக்குமோ அதே மாதிரி ரசத்தை வந்து பிரதானமா வச்சுண்டு இவர் வந்து இந்த அபிஜான சாகுந்தலம் அப்படிங்கிற ஒரு நாட்டகத்தை தொடுத்திருக்க சரியா அதுக்கு வந்து விபாவ அனுபாவ சஞ்சாரி ஔச்சித்ய சாருணக அதுக்கு வந்து அழகு கூட்டுறது எது அப்படின்னா இந்த விபாவங்கள் அனுபாவங்கள் சஞ்சாரி பாவங்கள் எல்லாம் சரியா நவேன அப்படின்னா பூர்வம் அப்ரயுக்தேன அனேன பிரயோக வைஷமியம் தியோத்தியதே யாரும் சொல்லப்படாத ஒரு விஷயத்த அதாவது இந்த கதை வந்து மகாபாரதத்துல வந்திருக்கலாம் but the way in Kalidasa has presented it the story has return this நாடகம் is definitely different from the way it it was portrayed in the புராணம் சரியா இருக்கா எஸ் சூப்பர் சோ அதான் சோ எத்னக பிரதிபாத்திரம் ஆதீயதா அதுக்கப்புறம் படிக்கிறீளா நடி சுவிஹித பிரயோகத்தையா ஆரியசிய ந கிமபி பரிகாசியதே ஆஹ் சோ வந்து என்ன அப்படின்னா அவ வந்து ஒரு புரோத்சாகனம் பண்றா சுவிகித பரி பிரயோகத்தையா ஆரியஸ்ய ந கிமபி பரிகாசியதே நீங்க எல்லாம் வந்து well trained in presenting a drama so சுவிகித பிரயோகத்தையா நன்றா சுவிதா சுவிகிதா அப்படின்னா கிருதக பிரயோகா ஏன சக சுவிகித பிரயோகா அதாவது நல்லா உங்களுக்கு வந்து பகுஷக கிருத நாடக அபிநயத்தையா பலதரம் நாட்டகத்தினுடைய அபிநயம் பண்ண காரணத்தினால உங்களுக்கு வந்து ந கிமபி பரிகாசியத்தை அப்படின்னா நீங்க வந்து ந துடிதம் பவிஷ்யதி எதுவும் நீங்க வந்து பரிகாசத்துக்கு காரணமாக நீங்க ஆக மாட்டேன் ஃபிளாலஸா போகும்னு அர்த்தம் நீங்க வந்து தைரியமா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அந்த நட்டி சூத்திரதாரனை பார்த்து மேலும் சூத்திரதாரக சஸ்மிதம் ஆர்யே கதையாமி தே பூதார்த்தம் ஆஹ் சஸ்மிதம் ஒரு புன்சிரிப்போட ஆர்யே அதாவது இவ சொல்றாளோனோ அதெல்லாம் கனெக்டட் எப்படி அப்படின்னா எதுவுமே நீங்க வந்து உங்களுக்கு சுபிகித்த பிரயோகத்தையா ஏன்னா இங்க நம்ம பிரதர்ஷனை பண்ண போறது யாருக்கு அப்படின்னா யாருடைய ஒர்க் அப்படின்னா மகாகவி காளிதாசனுடைய அந்த அபிஜான சாகுந்தலம்ங்கிற ஒரு டெக்ஸ்ட் அது வந்து எதால கிரதித்தம் அப்படின்னா அந்த ரசம் அதனால கிரதித்தமா இருக்கு அப்படிப்பட்ட ஒரு புக்கை வந்து இப்ப நம்ம பிரதர்ஷனம் பண்ண போறோம் டிராமாவா காமிக்க போறோம் அதுக்கு புரோத்சாக ரூபேன நட்டி சொல்றா கவலைப்படாதீங்கோ ஏற்கனவே நல்லா பிராக்டிஸ் ஆயிருக்கு அதனால இதுக்கு வந்து பரிகாச ஜனகமா எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்றா அதுக்கு இவர் பதில் சொல்றார் சஸ்மிதம் ஒரு புன் சிரிப்போட என்ன சொல்றார் ஆர் ஏ கதையாமி கதையாமினா நான் கேக்குறேன் இது வந்து உபதேசம் மாதிரி ஆகாது அதாவது ஆயிடுமோ அப்படின்னா கதன சித்தேகே கதனம் உபதேச பரிணமதி தேன என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா கதையாமி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பக்ஷமானசிய அவதானேன ஸ்ரோத்தவியம் அதிஸ்ரத்தேயத்துவம் வியத்தியதே நான் சொல்ற விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணி கேள்வி அவதானேன ஸ்ரோத்தவியம் அவதானம்னா தெர் இஸ் அ பிரேக் அது பிரேக் இல்லாம நான் என்ன சொல்றேனோ அது காது கொடுத்து கேளுன்னு அர்த்தம் பூதார்த்தம் அப்படின்னா சத்தியார்த்தம் அர்த்தம் நன் சத்தியார்த்தம்னா என்ன பொய்யா சொல்ல போறாருன்னா அப்படி இல்ல சத்தியார்த்தம்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங் நான் சொல்ற விஷயத்த வந்து ப்ராப்பரா கேட்டுக்கோ அப்படின்னு சொல்றேன் என்ன சொல்ல போறார் அப்படின்னா படிங்க ஆபரிதோஷாத் விதுஷாம் ந சாது மன்யே பிரயோக விஜானம் பலவதபி சிக்ஷிதானாம் ஆத்மனி அப்ரயத் அப்பிரத்யம் சேதா அப்பிரத்யம் சேதா சோ வந்து என்ன ஆபரிதோஷாத் விதுஷாம் ந சாதுமன்யே பிரயோக விஜயானம் பலவதபி சிக்ஷிதானாம் ஆத்மனி அப்பிரத்யம் சேத்தகா இது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் அர்த்தாந்தரநியாசம் இந்த ஸ்லோகம் அலங்காரம் இங்க ந ஆபரிதோஷாத் விதுஷாம் ந சாதுமன்யே பிரயோக விஜயானம் விதுஷாம் இதுக்கு வந்து சாதாரண மீனிங் லோகத்துல என்ன சொல்ற மீனிங் என்ன அப்படின்னா இதுக்கு விதுஷாம் ஆபரிதோஷாத்து பிரயோக விஜயானம் சாது ந மன்யே ஆபரிதோ விதுஷாம் ஆபரிதோஷாத்து அப்படின்னா இந்த ஸ்காலர்லி குரூப் இருக்காளே அவளுடைய ஆபரிதோஷாத்து அவ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் பிரயோக விஜானம் அப்படின்னா இங்க நான் காமிக்கிற இந்த பிரதர்ஷிக்க போற இந்த இந்த அபிநய கலா கௌசலம் என்னுடைய அந்த என்னுடைய என்ன சொல்றது ஆக்டிங் அது ந சாது மன்னியே நான் வந்து என்ன பெஸ்ட் வெரி குட்னு நான் எடுத்துக்கவே மாட்டேன் எது வரைக்கும் அப்படின்னா இங்க இருக்கிற இந்த விதுஷாளனுடைய ஆ பரிதோஷாது அவளை அவா அவ சாட்டிஸ்ஃபை ஆரக வரைக்கும் till they are satisfied I will not consider my presentation as a great thing அதுக்கு என்ன அப்படின்னா ஏன் அப்படி அப்படின்னா என்ன முந்தின சென்டென்ஸ்ல அவளே சொல்றா அந்த நட்டி நீங்க நல்லா ட்ரெயின் ஆயிருக்கேள் நன்னா பண்ணலாம் நான் பரிகாசியதே அதுக்கு என்ன சென்டென்ஸ் அப்படின்னா இத இத ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ரெண்டாவது லைன் இருக்கு பலவதபி சிக்ஷிதானாம் ஆத்மனி அப்பிரத்தியம் சேதா எவ்வளவுதான் நல்லா ட்ரெயினா இருந்தாலும் பலவதபி சிக்ஷிதானாம் அப்படின்னா நல்ல ஒரு குரு கிட்ட உட்காந்து அபியாசம் பண்ணி நன்னா கத்துண்டா கூட பலவதபி அப்படின்னா அந்த அதுல வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி சிக்ஷை ஆனா கூட அப்படின்னா கொஞ்சம் கான்பிடன்ஸ் அதுலயே லோ காமிக்கிறது பலவதபி சிக்ஷிதானாம் ஆத்மனி ஆத்மனினா செல்ஃப் அப்பிரத்தியம் சேத்தக அப்படின்னா ஒரு விசுவாசம் ஒரு ஆத்ம விசுவாசம் கொஞ்சம் கம்மியா போயிட்டு என்னதான் ஒரு பெரிய ஆக்டரா இருந்தாலும் அவளை சாட்டிஸ்ஃபை பண்ற வரைக்கும் அவ சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் ஒண்ணுமே வந்து சொல்ல முடியாது இந்த ஆங்கிறதுக்கு தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆங் அபிவிதவுன்னு ஒண்ணு இருக்கு ஆங் மரியாதா வச்சனேன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா இந்த ஆங் அபிவிதவ் அப்படின்னா என்டையர்லின்னு அர்த்தம் இப்ப வந்து ஆஹ் என்ன சொல்றது ஆலோகாத்து ரகோஹோ யஷஹா அப்படின்னா அந்த ரகுவினுடைய அந்த யசஸ் புகழுங்கிறது எல்லா இடத்துலயும் பரப்பிடுது அதுக்கு வந்து ஆங்கிறது அந்த என்டையர்லி அங்க வந்து அபிவிதார்த்தே ஆ யூஸ் பண்ணிருக்கு ஆ மரியாதா என்ன அப்படின்னா ஆ முக்தேகே சம்சாரக அப்படின்னு சொல்லும்பொழுது முக்தி வர வரைக்கும் சோ இப்ப வந்து நான் சொன்ன மீனிங் வந்து என்ன அப்படின்னா இங்க மரியாதா வச்சனே அந்த அந்த பரிதோ பரி பரிஷத்து வந்து அவாளனுடைய அந்த வித்வான்களுடைய அவாளனுடைய திருப்தி வரைக்கும் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் சொன்னேன் ராஜா என்ன சொல்றார் மகாராஜா அப்படின்னா அபிவிதோ அப்படின்னா அவாளனுடைய ஃபுல் திருப்தி ஆற வரைக்கும் அர்த்தம் அதாவது பரி அந்த பரிதோஷாத்துன்னு இருக்கு பார்த்தேடா அதுக்கே அவர் விற்பத்தி எப்படி சொல்றார் அப்படின்னா பரிஸ்பஷ்ட ரோமாஞ்ச மந்தஸ்மிதாதி ரூபேன பகிஹி பிரகாசமான தோஷக ரச ஆஸ்வாத ஆனந்தக தஸ்மாத் புரியுறதா சோ வந்து இங்க வந்து பரிதோஷாத்துங்கிறதுக்கு அவர் மீனிங் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆஹ் பரிஸ்பஷ்டக பரி அப்படின்னாலே என்னன்னா ஸ்பஷ்டக ரோமாஞ்ச மந்தா மந்த மந்தஸ்மிதாதி ரூபேன பகிஹி பிரகாசமான தோஷக அதாவது உங்களுக்கு வந்து இந்த ரசம் ரசம்னு சொல்றோம் இல்லையா அந்த நவரசமும் எப்படி அப்படின்னா வார்த்தைகளால சொல்ல முடியாது சரியா அது வந்து எனக்கு ஸ்ருங்கார ரசம் வந்து விட்டே எனக்கு ஹாஸ்ய ரசம் வந்து விட்டே அப்படின்னு ஒரு டிராமா பார்த்து நான் சிரிக்க முடியாது துரிச்சுட்டேன்னா அது ரசமே கிடையாது ரசம்ங்கிறது வார்த்தைகளால சொல்லப்படாத ஒரு விஷயம் it is an emotion that one has to enjoy அதாவது ஒரு ஒரு அசிங்கமா ஒரு ஒரு ஒரு கிருணா வர மாதிரி ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம் ஒரு ஜுகுப்சா வருது அந்த ஜுகுப்சா ரசம் நமக்கு எப்படி காமிக்கும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து கூச்சும் கண்ணு கூச்சும் பல்லு கூச்சும் ஏதாவது ஒரு கூச்சும் அதே மாதிரி ஒரு சிங்கார ரசம் வரும்பொழுது நமக்கு வந்து ரோமாஞ்சம் அடையலாம் ஹாரிபுலேட்டட் ஆகலாம் அதே மாதிரி நம்மள அறியாம நம்ம வந்து ஹாசிய ரசத்துக்கு விழுந்து விழுந்து சிரிக்கலாம் சோ இதெல்லாம் நேச்சுரலா நமக்கு வருது அது நேச்சுரலா எப்படி வருது அப்படின்னா நமக்குள்ள இத வந்து வாசனா ரூபமாக பல ஜென்மால இருக்கு அதனாலதான் நம்மளால எல்லாம் வந்து we are able to enjoy certain rasas நம்மளால ரௌத்ரம் இதெல்லாம் ரசிக்க முடியல ஏன்னா அந்த ரத்தம் அடி தடினா நம்ம பார்க்க மாட்டோம் நமக்கு வந்து வி ஆர் ஏன்னா நமக்கு வாசனா ரூபமாக பல ஜென்மால நம்மளோட வந்துட்டு இருக்கிறது இதெல்லாம் தான் இந்த விஷயங்கள் தான் அதனால்தான் நம்மளால வந்து சிங்கார ரசத்தை ரசிக்க முடியறது ஹாஸ்யத்தை ரசிக்க முடியறது ஓ சாந்தத்தை ரசிக்க முடியறது வீரம் ரௌத்ரம்னா நம்ம ஓடி போயிடுறோம் ஆச்சரியம் ஆச்சரியத்தை வந்து பார்த்து ரசிக்க முடியறது சோ வந்து இங்க என்ன அப்படின்னா இங்க ஆ பரிதோஷாத்து அப்படின்னு சொல்லும் பொழுது ஆங்கிறது அவ கம்ப்ளீட்டா அவளுக்கு வந்து ஒரு ரோமாஞ்ச மந்தஸ்மிதாதி ரூபேன பகிஹி பிரகாசமான தோஷகா தோஷோ நாம ரச ஆஸ்வாத ஆனந்தக அவ வந்து வெறும் அவள் அவ வந்து ஓகே இட்ஸ் நாட் லைக் ஒரு கொஸ்டின் பேப்பர் திருத்துற மாதிரி இல்லைல்ல நல்ல மார்க் வாங்கியிருக்க இந்த எழுபது மார்க் உனக்கு அப்படின்னு ஒரு டிராமாக்கு யாராவது கொடுத்தானா அந்த டிராமா எழுதினவாலும் வெறுத்து போயிடுவா அதை பிரதர்ஷனம் பண்றவாலும் வெறுத்து போயிடுவா அதை பார்த்த உடனே நம்ம சொல்றோம் இல்லையா சில இடத்துல எல்லாம் வெளில வரும் போதே வா என்னால I am not able to express அப்படிங்கிறோம்ல அதுதான் ரசம் என்னால சொல்ல முடியல சோ சினிமால வந்து ஒருத்த அழறான் ஆனா அந்த அழுகிய பார்த்து நமக்கு வந்து அழுக அந்த க்ஷணத்துல வந்தாலும் வெளில வந்து நம்ம வந்து ஆஹா என்னமா ஆக்ட் பண்ணலாம் சிவாஜி கணேசன் சொல்றோம் இல்லையா அதுதான் ரசம் அவனுடைய அந்த கருண ரசமும் நம்மள வந்து இழுக்கிறது வருங்க நமக்கு அந்த கருண ரசத்தை பார்த்தா நமக்கு மனசுக்கு வந்து ஒரு ஆனந்தம் வருது ஆனந்தம்னா கைக்குட்டி சிரிக்கிறது இல்ல ஆனந்தம்ங்கிறது the enjoyment that we have after வாட்சிங் the play or a cinema புரியுதா சோ அது அது வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த பாடியில வரணும் அந்த ரோமாஞ்சம் அப்படிங்கறத அதை பார்த்த உடனே மயிர் செலுக்கணும் அதுக்கப்புறம் மந்தஸ்மிதா ஹா பலே அப்படிங்கிற அருண் ஒரு சங்கீத கச்சேரியை உடனே அது பலே கம்ஸ் ஆட்டோமேட்டிக்லி இந்த இந்த இடத்துல இந்த ஸ்வரம் பாடும் போது நான் பலே சொல்லணும்னு யாராவது யோசிச்சு போவாளா யாராவது சொல்லுவாளா கிரிக்கெட்ல ஒரு ஷாட் அடிக்கிறான் சிக்ஸ் அடிச்சவனே சூப்பர் அப்படின்னு கத்துறோம் இல்லையா அந்த அந்த இட் கம்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி இல்லையா அந்த அதுதான் வந்து ரசம் சோ அந்த ஸ்மிதாதி ரூபேண பகிஹி பிரகாசமான தோஷ தோஷக அப்படின்னா ரச ஆஸ்வாத ஆனந்த ரசத்தை அனுபவிக்கிறோம் ஆஸ்வாதனம் அப்படின்னா அதை என்ஜாய் பண்றது அதுல இருந்து வர ஒரு ஆனந்தம் தஸ்மாத்து ஆ ஆங் அபிவிதௌ போட்டிருக்காரு பாருங்க இங்க தஸ்மாத்து ஆங் அபிவிதௌ விதுஷாம் விதுஷாம்னா யாரு அப்படின்னா பிரயோக பிரயோக ரக ரகசிய வேதினாம் பகுனாம் சாமாஜிகானாம் நது ஏகசிய விதுஷாம்னா அந்த கோர்ட்ல உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேரும் விதுஷாலா இல்ல சாகித்ய சாஸ்திரத்தை பொறுத்தவரில் யார் விதுஷா அப்படின்னா யாருக்கு வந்து சகிருதயத்துவம் இருக்கும் சகிருதயத்துவம் அப்படின்னா ஒரு ஜோக்கு சொன்னா சிரிக்கணும் யா ஒரு சிங்கார ரசம் வந்தா அனுபவிக்கணும் யா ஒரு கருண ரசம் வந்தா அழணும் ஒரு வீர ரசம் வந்தா அவனுக்கு ஒரு உத்வேகம் வரணும் அது வரலன்னா நீ சகிருதையன் எழுந்து போ அவ்வளவு <laughs> சில பேரால வந்து ஹாஸ்ய ரசம் ரசிக்கவே முடியாது அவளுக்கு அது வாசனா ரூபமாக இல்ல சோ இங்க யார சொல்றார் அப்படின்னா விதுஷாம் அப்படின்னா பிரயோக ரகசிய வேதினாம் எந்த பாவங்களை காமிச்சா எந்த மாதிரி ஒரு ஒரு விஷயம் ஆடியன்ஸ் கிட்டேந்து எதிர்பார்க்கலாங்கிறத தெரிஞ்சவா பகுனாம் சாமாஜிகானாம் நது ஏகசிய ஒத்தையும் ஒத்தனை கோஷம் ட்ராமா போட்டு இருக்கோம் அங்க இருக்கிற அத்தனை பேரும் அதுக்கப்புறம் ஏஷாம் இது வக்தவ்யே விதுஷாம் இது யுக்தி ஏஷாம்னு சொல்ற இடத்துல விதுஷாம்னு சொல்லியிருக்கார் ந சாது ந சாதுத்வேன நிஷ்டினோமி கிந்து மன்யே ததா சம்பாவையாமி நான் வந்து சாது மன்யே தான் ஐ ஐ ஜஸ்ட் அசியூம் அவ பூரா என்ஜாய் பண்ணிட்டானா சாது மன்யே தான் சூப்பர் அந்த மாதிரிலாம் கிடையாது நினைச்சுக்கிறேன் நான் எது அப்படின்னா என்னுடைய பிரயோக விஞ்ஞானம் நான் பண்ற இந்த பிரசன்டேஷன் புரியுறதா அண்ட் இதுக்கு அடுத்த வரி வந்து ரெண்டுத்துக்குமே காமன் தான் பலவதபி சிக்ஷிதானாம் ஆத்மனி அப்பிரத்யம் செய்த என்னதான் மொத்தம் வந்து நல்லா சிவியரா ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தாலும் கூட பலவதபி சிக்ஷிதானாம் கிணத்துல போட்டிருக்கார் பிரயோகசிய விஜயானம் அப்படின்னாலே அபியாச ஜனித சௌஷ்டவ அதிசயம் இது கேச்சது அதாவது நல்ல அபியாசம்னா பிராக்டிஸ் பண்ணி பண்ணி பண்ணி ஜஸ்ட் ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஒருத்தன் வந்து ஃபர்ஸ்ட் டிராமால நடிக்கிறதுக்கும் அவன் இருபதாவது டிராமால நடிக்கிறதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கும் பை எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்ட் பண்ணி பண்ணி பண்ணி எந்த இடத்துல எவ்வளவு எமோஷன்ஸ் கொடுக்கணும் எந்த இடத்துல வந்து அந்த அந்த சப்தங்களை எம்பசைஸ் பண்ணணும் டயலாக இழுத்து சொல்லணும் குறைச்சி சொல்லணும் அப்படின்லாம் தெரியுமோனும் சோ அந்த விஜயானம் பிரயோகசிய விஜயானம் அப்படின்னா அபியாச ஜனித சௌஷ்டவாதிசயம் அபியாசம்னா பிராக்டிஸ் அதனால ஜனிதம் உண்டான சௌஷ்டவம்னு சுஷ்டுதான் அயம் அர்த்த என்ன போட்டிருக்காரு பாருங்க விக் விதுஷாம் பரிதோஷே ஜாத்தே அபி மம பிரயோக விஜயானம் சாதுத்வேன நிஷ்டினோமி புரியுறதா விதுஷாம் பரிசோஷே ஜாத்தே அபி அந்த வித்வான் ஜனங்கள் வந்து அவளுக்கு சந்தோஷம் வந்த பொழுதிலும் கூட மம பிரயோக விஜயானம் என்னுடைய இந்த பிரயோக விஜயானம்ங்கிறது சாதுத்வேன ந நிஷ்டினோமி நான் வந்து கன்ஃபார்ம்டா வச்சுக்க மாட்டேன் கிந்து ததா சம்பாவையாமி இது சோ நான் வந்து இவாளா கொஞ்சம் அக்னாலேஜ் பண்ணிருக்கா அதனால நான் அண்ணா நடிச்சுட்டேனோ என்னமோங்கிற ஒரு எண்ணம் வரும் அது என்ன போடுறாரு அப்படின்னா இந்த கமெண்ட்ரியில இவர் போட்டிருக்காரு பின்னாடி வரப்போறது இது பிராய பிரத்யம் ஆதத்தே சிவகுணேஷு உத்தமாதர என்ன அப்படின்னா நம்ம நம்ம கிட்ட இருக்கிற ஒரு குவாலிட்டிய பார்த்துட்டும் நம்மளோட குரு வந்து ஆஹ் பலே நீ பிரமாதமா பண்ணிருக்க அப்படின்னு நம்மளை விட பெரியவாளோ நம்மளோட குருவோ சொல்லிட்டானா நமக்கு என்ன ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கும் அதுதான் அதுதான் இங்க ஆபரிதோஷாத்து I cannot consider myself as ஆஹா ஓஹோ நான் தான் பெஸ்ட் கவி அப்படின்னு நான் என்ன கன்சிடரே பண்ணிக்கல அவ வந்து அவளுடைய ஆபரிதோஷம் அப்படின்னா அப்படியே அவளுக்கு ஒரு மயிர்கூச்சல் வந்து ஒரு மந்தஸ்மிதம் வந்து அந்த ரசான் ரச ஆஸ்வாத ஆனந்தத்தை அவ எக்ஸிபிட் பண்ணானா அவ சந்தோஷம் ஆயிருக்கா என்னுடைய ஆக்டிங் பரவாயில்லையா தான் இருக்கு அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன் சொல்லிக்கலாம் வந்து கவியினுடைய அந்த ஹியூமிலிட்டி தெரியாது எவ்வளவு தன்னடக்கம் பாரு எவ்வளவு ஒரு தன்னடக்கம் பாருங்க ஒண்ணு இந்த இந்த ஹிரியண்ணான்னு ஒரு பெரிய பிலாசபர் எங்க வாத்தியார் எப்பவுமே சொல்லுவார் அவர் வந்து ஆதிசங்கரரை பத்தி எழுதும் போது எப்பவுமே சொல்லுவார் ஆதிசங்கரோ காளிதாசனோ அவருடைய புஸ்தகத்துல நான் தான் எழுதினேன் he never referred where he lived when he was இதெல்லாம் லேட்டரா வந்தவா இன்டர்பிரட் பண்றதுதான் காளிதாசா வாஸ் இன்னைக்கும் டேட் ஆஃப் காளிதாசா இஸ் பெரிய டிஸ்பியூட் ஓகே டாபிக் இங்க இங்கதான் பிறந்தோம் இப்பெல்லாம் நம்ம எழுதும் போதே ஃபர்ஸ்ட் பேரை போட்டுடுறோம் அதுக்கப்புறம் தான் பார்த்தது எல்லாமே யாரோ <laughs> நடத்தினா கூட ஆனா தான் ஏன்னா வந்து அவன் வந்து they think they breathe air which is very natural surrounding around them அவ தனக்குன்னு எதுவுமே நினைச்சுக்கல ஜஸ்ட் இந்த வந்து ஜஸ்ட் அப்படியே அவ வாயிலேருந்து ஃபுளோ ஆச்சு அவ்வளவுதான் அவ வந்து அதுக்குன்னு வந்து அது தெய்வ சித்தம் இல்லையா அதே மாதிரி பிராய பிரத்யம் ஆதத்தே சுவகுணேஷு உத்தமாக அப்படின்னு இத முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கேச்சித்து இங்க வந்து ஆங் மரியாதா இப்படி இன்டர்பிரட் பண்றான்னு ராஜா சொல்லியிருக்கார் நான் வந்து உலகத்துல எல்லாரும் இன் ஜென்ரல் எப்படி பண்ணுவா அந்த ஸ்லோகத்துங்கிறத முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை சொன்னேன் சோ இந்த ரெண்டு இடத்துலயுமே இந்த ஆங் மரியாதா ஆங் அபிவிதம் ரெண்டுத்திலுமே உங்களுக்கு வந்து அந்த சப்தத்துக்கு வந்து பஞ்சமி விபக்தி வந்துடும் பரிதோஷாத்து சரியா ஆ பரிதோஷாத்து விதுஷாம் ந சாது மன்யே பிரயோக விஜயானம் பாலவதபி சிக்ஷிதானாம் ஆத்மனி அப்பிரத்தியம் சேதா அது வந்து அது இந்த அர்த்தாந்தரநியாசமே என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸுக்கு மொரார்லஸ் இந்த காவியலிங்கம் அர்த்தாந்தரன்யாசம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இந்த அர்த்தாந்தரன்யாசம் என்ன அப்படின்னா அது இதுதானே என்ன உனக்கு குவலானந்தம் ஹனுமான் ஹனுமான் அப்திம் அதரத் இல்லையா கிம் துஷ்கரம் மகாத்மனாமா கிம் துஷ்கரம் மகாத்மனா ஹனுமான் அப்திம் அதரத் ஹனுமானானவர் சாகரத்தை தாண்டினார் அதுக்கு என்ன எப்படி தாண்டிட்டார் அவர் அப்படின்னா கிம் துஷ்கரம் மகாத்மனாம் பெரியவாளுக்கு எல்லாம் என்ன கஷ்டம் என்ன ட்ரபிள் இருக்க போறது பண்றது இல்ல அப்படின்னு அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்கு சோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து அர்த்தாந்தர நியாசம் சரியா இருக்கா நெக்ஸ்ட் படிங்க நடி ஆர்ய ஏவம் நு இதம் அனந்தர கரணீயம் தாவத் ஆரியம் ஆஜ்ஞாபயத்து இந்த சோ ஆரிய ஏவம்னு இதம் சோ இந்த மாதிரி நீங்க வந்து சொல்றேளா அவளனுடைய சாட்டிஸ்பாக்சன் வரைக்கும் இந்த டிராமாவை வந்து நான் சக்சஸ்ஃபுல்லா எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றேளா அந்தர அனந்தர கரணியம் தாவது ஆரிய ஆத்மியா பெய்யது சோ இதுக்கப்புறம் இப்ப நம்ம வந்தாச்சு நீங்க வந்து உங்களுடைய பிரயோக விஜயானம்ங்கிறது எப்படி இருக்கணும் எந்த அளவுக்கு வந்து அந்த பரிஷத் வித்வத் ஜனங்கள் வந்து அதை சாட்டிஸ்ஃபை ஆற வரைக்கும் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அதை எனக்கு ஆர்டர் கொடுங்க ஆக்ஞாபயது தாவது நோட்டு எல்லாம் சரியா ம். ஆ. सूत्रधारः आर्य आर्ये न should be आर्ये किं किम् अन्यत् अस्याः परिषदः श्रुतिप्रमोदहेतोः गीतात् करणीयमस्ति ஆஹ் गीतात् किम् आर्ये? अन्यत् करणीयमस्ति गीतात् करणीयमस्ति சரியா ஆர்யே கிம் அந்நத் அஸ்யாஹா பரிஷத்தா அஸ்யாஹாங்கிறது இந்த பரிஷத்துக்கு போறது அஸ்யாஹா பரிஷத்தா கிம் அந்நத் அஸ்தி வேற என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ருதி பிரமோத ஹேதோஹோ கீதாத்து அந்நத் கரணியம் கிம் அஸ்தி ஸ்ருதி அப்படின்னா கா காதுக்கு கேக்குறது சரியா அதனுடைய பிரமோதம்னா சந்தோஷம் அந்த கேக்குறதுனால உண்டார ஒரு சந்தோஷம் அதுக்கு காரணமாக இருக்கின்ற கீதாது அதாவது நீங்க வந்து அந்த பிரதாபருத்ரியம் இதுக்கு வந்திருந்த எல்லாம் தெரியும் துருவா கீதின்னு சொல் கீதம்னு சொல்லுவா நாட்டகத்தினுடைய ஆரம்பத்துல அதாவது பிரதாபருத்ரியத்துல வந்து அந்த நாட்டக லட்சணம் பூரா போட்டுட்டு அவர் நாட்டக உதாரணம் எழுதியிருப்பார் அந்த நாட்டக உதாரணமும் பூரா அந்த பிரதாபருத்ரியனுடைய கதை தான் ஆனா அந்த அந்த இடத்துல அந்த நாட்டக உதாரண நாட்டக லட்சணங்களை போட்டு இப்படிதான் இந்த இடத்துல இருக்கணும் ஒரு நாடகம் அப்படின்னு கிளியரா கிளியர் கட்டா சொல்லியிருப்பார் அதுல வந்து இந்த துருவா அப்படிங்கிறது it's type of song which is sung இந்த beginning of a drama so இப்ப இவர் சொல்றது வந்து இந்த துருவா கீதிங்கிறது கீதம்ங்கிறது இது வந்து சும்மா அவர் எழுதல நாட்டிய சாஸ்திரத்துலயும் இதனுடைய ரெஃபரன்ஸ் இருக்கு ஐ திங்க் ரெண்டாவது சாப்டர்ல துருவா துருவா கீதத்தினுடைய லட்சணம் பத்தி நாட்டிய சாஸ்திரத்தை சொல்லியிருக்கான் சரியா சோ கிம் அந்நது அஸ்யாகா பரிஷதா இந்த பரிஷத்தினுடைய வேற என்ன இருக்கு ஸ்ருதி பிரமோத ஹேதோஹோ அப்படின்னா ஸ்ருதினா காதுக்கு கேட்கறது பிரமோ பிரமோதம் அப்படின்னா ஆனந்தம் அதுக்கு ஹேத்துனா காரணம் கீதாத்து அந்நது கிம் அஸ்தி ஹேதோஹோ கீதாத்து பஞ்சமியில இருக்கு ரெண்டுமே அதை தவிர கரணியம் அந்நது கிம் அஸ்தி so we have to make the audience happy so அதுக்கு வந்து இந்த பாட்டை தவிர what else can make them happy see நீங்க யூ ஜஸ்ட் சி இதுவே வந்து ஒரு முத்ரா ராட்சசமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி கீதம் எல்லாம் கிடையாது ஏன்னா அது கரடு முரடான ஒரு வீர ரசம் பிரதானமான டிராமா இங்க நமக்கு சாகுந்தலை வந்து ஸ்ருங்கார ரசமான டிராமா இந்த ஸ்ருங்கார ரசமான டிராமால ஒரு நடனம் நட்டியும் சண்டை போட்டுக்கிற மாதிரி ஆரம்பிக்க மாட்டா பாட்டு பாடுற மாதிரி ஆரம்பிப்பா ஏன்னா அந்த ஸ்ருங்கார ரசத்துக்கு எதெல்லாம் போஷகமா இருக்கோ அத சகாயபூதமா இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அதை எடுத்துக்கணும் சோ இங்க வந்து இந்த பாட்டு அப்படிங்கிறது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் சிங்கார ரசம் புரியுதா அது பண்றார் பண்ணுவோம் நடி அத கதமம் ருத்தும் உப ருத்தும் அதிகிருத்திய காசியாமி அத கதமம் புனக ருத்தும் அத புனக கதமம் ருத்தும் அதிகிருத்திய காசியாமி so based on which season I uh, will sing அப்படின்னு அகைன் உங்களுக்கு வந்து ஸ்ருங்காரத்துக்கு போஷமாக இருக்கிறது ஒண்ணு வருஷா இருக்கும் மிருச்சகட்டிகத்துல வரும் மிருச்சகட்டிகத்துல வந்து ஆறாவது அங்கம் பூரா என்ன அப்படின்னா ஆஹ் அந்த சாருதத்தனும் வசந்த சேனையும் ஒருத்தர ஒருத்தர் தொட்டு கூட மாட்டான் ஒன்லி பை டிஸ்கிரைபிங் த வருஷா ருத்து அவன் வந்து அப்படியே அந்த ஃபுல் ரொமான்ஸ வந்து டிஸ்கிரைப் பண்ணுவார் அந்த இவர் சூத்ரகன் தானே சூத்ரகன் வந்து ஃபுல்லா அப்படி டிஸ்கிரைப் பண்ணுவார் இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆட்டம் சீசன்லாம் சரி வராது அப்புறம் வந்து இந்த மந்தமா இருக்கு பார்த்தீங்களா அதெல்லாம் சரி வராது கிரீஷ்ம ருத்து இஸ் ஆல்சோ ஓகே ஃபார் ஷிங்காரம் சோ வந்து எந்த ருத்துவை பேஸ் பண்ணி நான் பாடுறது அப்படின்னு அவ கேட்போம் ஏன்னா கிரீஷ்மத்துல நல்லா பளிச்சுன்னு தெரியும் எல்லாம் என்ன நாயகன் நாயிகா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு ரொம்ப உகுந்தமான ஒரு ருத்துன்னு வச்சுக்கோங்க சோ அந்த ருத்துவை பேஸ் பண்ணி இவ பாட போறா அடுத்து அவன் முதல்ல கேட்டுக்கிறான் எந்த ருத்துவை பேஸ் பண்ணி நான் பாடணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இதெல்லாம் வந்து ஹவு த கவி டேக்ஸ் as a poshakam நாடகம் சும்மா நானே எழுதினேங்கிற மாதிரி எல்லாம் இல்ல every line is connected to the drama புரியுதா சூத்திரதாரக நனு இமம் தாவத் அச்சிர பிரவருத்தம் உபபோகக்ஷமம் கிரீஷ்ம சமயம் அதிகிருத்திய கீயதாம் நனு இமமேவ மேலும் என்ன இமமேவ அச்சிர பிரவருத்தம் இதானிமேவ பிராதுர்பூதம் அர்த்தம் இப்பதான் உண்டான உபபோக கஷமம் அப்படின்னா உபபோக கஷமம் அப்படின்னாலே என்ன போட்டிருக்காரு பாருங்க சந்தனாதி உபபோகாய கஷமம் நீங்க வந்து மழை காலத்துல சந்தனம் பூசிந்தா ஜலுப்பு தட்டுன்னு ஆட்டுல உட்காந்துருக்க சந்தனம் வந்து ஸ்ட்ரக் சந்தன வனிதாதி இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு வந்து சிங்காரத்துக்கு போஷகம் எப்படி எடுத்துன்னு போறாரு பாருங்க சோ அந்த சந்தனம் பூசிக்கிறதுக்கு உகந்தமான ஒரு இது என்ன அப்படியா ரித்து எதுன்னா அது கிரீஷ்ம ரித்து அப்படியே நல்ல பல பல பலன் இருக்கு அந்த சூரியன் அதுல சம்மன்னு உடம்பத்துல சந்தனத்தை பூச்சின்னு உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்க சில்லுன்னு இருக்கும் it will give you happiness இல்லையா சிங்கார ரசமே உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சோ அதுக்கு சௌகரியமா எது இருக்கு அப்படின்னா அந்த சந்தனங்கள் பூவு ஜலம் அப்புறம் மழை தண்ணி விழறது அருவி இதெல்லாம் தான் இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றது விபாவங்கள் சரியா உத்தியானங்கள் இதெல்லாம் தான் காமிக்கணும் ஒரு சிங்கார ரசத்துக்கு அங்க போய் நீங்க ஒரு சுடுகாடை காமிச்சேன்னு வச்சுக்கோங்க எங்க சிங்கார ரசம் வரும் வரவே வராது இல்லையா அதுக்கு ஏத்த மாதிரி கவி எடுத்துட்டு போற நனு இமவேவ தாவது ஆச்சீர பிரவருத்தம் உபபோக கஷமம் என்ன அப்படின்னா கிரீஷ்ம சமயம் அதுக்கு அப்ஜெக்டிவ் அந்த கிரீஷ்ம சமயத்துக்கு எது அப்ஜெக்டிவ் அப்படின்னா ஆச்சீர பிரவருத்தம் உபபோக கஷமம் ரெண்டு வார்த்தை இப்போ வந்த உபபோக கஷமம் அப்படின்னா which can be used now உபபோக்கியம் சந்தனாதி உபபோகாய கஷமம் அப்படின்னா suitable time to apply sandal paste சரியா அப்படி இருக்கிற கிரீஷ்ம சமயம் அந்த கிரீஷ்ம ரித்துவை அதிகிருத்திய அதை குறித்து கீயதாம் பாடப்படட்டும் நீ பாடு அப்படிங்கிற புரியுறதா சம்பிரதி சம்பிரதி சுபக சலில அவகாஹாக பாடல சம்சர்க சுரபி வனவாதாக பிரச்சாய சுலப நித்ரா திவசாக பரிணாம ரமணியாக ஆஹ் இங்க வந்து வர்ணிக்க வருது என்ன அப்படின்னா திவசாக அந்த நாட்கள் எப்படி இருக்கு அப்படின்னா நாலு சொல்ற பவந்தி அப்படிங்கிற தாத்து பர்ப நம்ம இழுத்துக்கணும் அவரு சென்டென்ஸ்ல கொடுக்கல திவசாக பவந்தி நாட்கள் டே இஸ் லைக் திஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் சுபக சலில அவகாகா செகண்ட் அப்ஜெக்டிவ் பாட்டல சம்சர்க சுரபி வனவாதாகா மூணாவது பிரச்சாய சுலப நித்ராகா நாலாவது பரிணாம ரமணியாகா சோ வந்து என்ன அப்படின்னா திவசாகா அப்படின்னா த டேஸ் ஆஃப் சம்மர்னு அர்த்தம் அது எப்படி இருக்கு அப்படின்னா சலிலேஷு அவகாகா சலில அவகாகா சுபகா சலில அவகாஹா ஏஷு தே அந்த திவசங்களுக்கு போறது சரியா எங்க அப்படின்னா சலிலம் அப்படின்னா ஜலம் அதுல அவங்க அவகாகம்னா பிளஞ்சிங் அதாவது வேற என்ன plunge to water is pleasant புரியுதா அந்த அந்த சுபகா அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது கவரக்கூடியது அட்ராக்டிவ்னு அர்த்தம் எதனால அட்ராக்டிவ் அப்படின்னா சுபகா சலீல அவகாகா சலீலத்துல வந்து மர்ஜ ஜலத்துல வந்து முழுங்கி எழுந்துக்கிறதுங்கிறது ரொம்ப மனோகரமா இருக்கும் இந்த கிரீஷ்ம ரித்துல திவசம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பாட்டல சம்சர்க்க சுரபி வனவாதா பாட்டலம் அப்படின்னா அந்த பாட்டல புஷ்பங்கள் பாட்டலி புஷ்பங்கள் அந்த பாட்டலி சவுண்ட் வருது பாட்டல சம்சர்க்க சுரபி வனவாதாகான்னு சொல்லும் பொழுது அந்த பாட்டலி புஷ்பங்களினுடைய சம்சர்க்கம்னா சேர்க்கை அதனால சுரபினா பிராக்ரண்ட் அந்த அந்த அந்த காத்து வந்து அந்த புஷ்பத்தோட சேரும் போது அந்த காத்து எப்படி இருக்கு அப்படின்னா பிராக்ரன்ஸோட இருக்கு அதாவது நல்ல ஒரு ஒரு கூவத்து பக்கத்துல நின்றா சிங்கார ரசம் வரவே வரும் தான் வருவாங்க இந்த இந்த புஷ்பத்துல விழற அந்த காத்துல இருந்து அந்த புஷ்பமும் அந்த காத்தும் சேர்ந்து அந்த இடமே வந்து ஒரு ஃப்ராக்ரன்ஸ் நிறைஞ்ச இடமா மாறுறது அதாவது என்ன சொல்றது அப்படியே பை த கான்டாக்ட் ஆஃப் பாட்டலி புஷ்பா சரியா மூணாவது பிரச்சாய சுலப நித்ராகா அப்படின்னா என்ன பிரகிருஷ்டா சாயா எஸ்மின்னு தது அது பிரச்சாயம் அதுல என்ன அப்படின்னா பிரச்சாயே சுலபா நித்ரா ஏசுதே அந்த மாதிரி நல்ல ஒரு ஷேடட் சைட் இருக்கு அதுல வந்து என்ன ஜம்முன்னு படுத்துனா தூக்கம் வரும் அந்த மாதிரி எது இருக்குன்னா திவசாகா இது எல்லாமே அந்த திவசாகாக்கு அப்செக்ட் அதுக்கப்புறம் என்ன ஆறுது அப்படின்னா பரிணாமே பரிணாம ரமணீயாகான்னு இருக்கணும் பரிணாமே ரமணியாக அதான் அந்த விக்கிர வாக்கியம் பரிணாமே அப்படின்னா அந்தே நடத்தும் at the end of the day the day is very very beautiful அப்படின்னு சொல்றோம் சோ இந்த நாலு அப்ஜெக்டிவும் எதுக்கு போறதுன்னா திவசாகா போகுது இது வந்து அலங்காரம் பார்த்தீங்கன்னா பரிகர அலங்காரம்னு ஒரு அலங்காரம் இருக்கு பரிகரம்னு பரிகர அலங்காரம்ங்கிறது என்ன அப்படின்னா உச்சித விசேஷனம் எங்க வந்து விசேஷனம் தேவையோ ப்ராப்பரா அந்த இடத்துல அந்த விசேஷணத்தை போடுறதுதான் உங்களுக்கு பரிகர அலங்காரம் சரியா அதுக்கு என்ன தெரியுமா லக்ஷணம் பரிகர அலங்காரம் டக்குன்னு பாருங்க சாபிப்பிராய விசேஷனே ஆஹ் சாபிப்பிராய விசேஷனம் அபிப்பிராயத்தோட இருக்கணும் சும்மா சம்பந்தா சம்பந்தம் இல்லாம ஒரு அப்ஜெக்டிவ் கிடையாது இங்க போட்டிருக்கிறது எல்லாமே சாபிப்பிராய விசேஷம் அதுதான் உங்களுக்கு படிக்கிறோம் அதே மாதிரி சுவாபுக்தி அலங்காரம் ஒரு ஒரு சம்மர்னுடைய டைம் வந்து எப்படிலாம் இருக்குங்கிறத நேச்சுரலா நடக்கிற ஒரு அக்கரன்ஸ கவி வந்து வர்ணிக்கிறார் புரியுறதா அதனால ஸ்வபாவோக்தி வத்திரேக்கம்னு ராஜா போட்டிருக்கார் எதிரேகம்னா ஒண்ணுத்த மேல சொல்லி ஒண்ணு கீழே சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு இங்க கீழே எதுவுமே சொல்லல ரெண்டுத்த உபமேயம் உபமானத்துல உபமேயத்தை வந்து கொஞ்சமே ஏத்தி சொல்லிட்டோம் உபமானத்தை விடனா அது வெதிரே அலங்காரம் இல்லையா இங்க அந்த மாதிரி எதுவும் சொல்லல ஓகேவா சுவக சலில அவகாஹா பாட்டல சம்சர்க சுரபி வனவாதாக பிரச்சாய சுலப நித்ராக திவசாக பரிணாம ரமணியாக அப்படின்னு சொல்றார் இதுக்கப்புறம் வந்து அந்த இந்த பாட்டு பாடுறா அதுக்கப்புறம் நட்டி வந்து ஆஹ் இது வந்து சூத்திரதாரன் சொல்றார் இந்த நாட்ட இத பத்தி நாளை பத்தி ரித்துவ பத்தி அதுல வர அந்த பிரமரம் வந்து பாடுறது அங்க வந்து ஸ்திரீகள் வந்து தலையில வச்சுட்டு இருக்கிற புஷ்பங்கள்ல உட்கார்ந்து இருக்கிற பிரமரங்கள்னு அந்த பிரமரத்தை வர்ணிக்கிறான் ஏன்னா இதெல்லாமே இந்த பிரமரங்கள் வந்து பூல உட்கார்றது நீங்க வந்து சினிமா எல்லாம் பார்த்தேன்னா அந்த காலத்து படத்துல எல்லாம் சொல்றேன் ஒரு ஒரு ஒரு பிரமரம் வந்து ஒரு பூல உட்காந்துன்னா அங்க சிங்கார ரசம் நடக்கிறதுன்னு நம்ம பேரலாம் புரிஞ்சுக்கணும் they will not explicitly show everything on the screen so அதெல்லாம் தான் இங்க வந்து நம்ம காளிதாசர் வந்து அப்படியே காமிச்சுட்டு போறாரு hmm. சரியா நான் இந்த ஸ்லோகம் முடிச்சு பிரஸ்தாவனா முடிக்கணும்னு நினைச்சேன் பட் இன்னைக்கு இதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு இதோட நான்